ஐ எம் இந்த bishops house of Tenkodogo Burkina ஃபாசோவில் இருக்கிற இன்னொரு மறை மாவட்டத்தினுடைய மறை மாவட்ட ஆயரை சந்திக்க வந்திருக்கிறேன் இது அவருடைய பிஷப்ஸ் ஹவுஸ் ஆயர் இல்லம் கொஞ்ச நேரத்தில் அவரை உள்ளே சந்திக்க போகிறேன் அவர் ரொம்ப நல்ல அருமையான ஆயர் பாசமாக வரவேற்றார் இது ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆயர் இல்லம் இது c'est la confiance qu'il a. c'est ça. Euh, c'est ça qui compte. Parce que la première installation au Burkina Faso, hmm. maintenant ils ont 22 euh, ans de ah présence au Burkina Faso. C'est ça. Euh, ils ont déjà travaillé beaucoup pour avoir euh, passion. Euh, moi, j'ai pris beaucoup que par la pastorale avec, pastoral avec lui. J'ai J'étais ensemble avec lui. Ah, là, lui. C'est ça s'asseoir assis, c'est très fort. <laughs> moi, moi, je n'ai jamais, je ne peux jamais imaginer que ça serait ainsi. Quoi. Ça, c'est vraiment incroyable, inimaginable que je me Quand on se retrouve ici, oui, ah, ah oui. comme quoi les, les voix du Seigneur ça. sont toutes autres que nos pensées et nos projets. Parce que vous n'avez pas de projet de venir ici. Ah, merci. Ah. Yes. Ah, so bad. Oh, not casually, eh? Not casually. Come on, what the full are this Yeah, only dry wash now. We dry wash the plastic. Oh, oh, okay, uh, stick. steak? Ah, stick. Lavadas, yeah. steak. yeah. como comme c'est la chargée romaine, aucun problème de taille. Ah, c'est très joli. Ah, voilà. Yes. Ah, é très très joli. C'est délicat. Ah, C'est délicat. Ah, thank you. Thank you. Very much. Thank you very much. Thank you. Thank you. Merci. Thank you, brother. Uh, அன்பார்ந்தவர்களே அன்பு நட்பு சொந்தங்களே ஒகதுகு என்ற தலைநகரத்திலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு கடந்து வந்து டெங்குடோகோ என்கின்ற இன்னொரு ஊருக்கு அங்கே இருக்கின்ற மறை மாவட்டத்தின் ஆயரை சந்திப்பதற்காக வந்திருந்தோம் அவர் நல்ல முறையில் எங்களை உபசரித்தார் அந்த மறை மாவட்டத்திற்கு எங்கள் சகோதரர்களை அவர் விரும்பி அழைத்ததாக எங்களுக்கு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுடைய சகோதரர்கள் செய்கின்ற பணி அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பிரான்சிஸ் அசசியாருடைய அந்த எளிமையும் அனைவரோடு பழகின்ற அந்த பழகும் விதமும் அவர் மிகவும் பிடித்திருந்தது ஆகவே வின்சன் பாபு இங்கே இருக்கின்ற தலைமை சகோதரர் அவர்களை ஏற்கனவே அவர் அறிந்திருந்ததால் பிஷப் ஆவறதுக்கு முன்னாடியே அவர் இப்போது ஆயராக பணியேற்று பத்து வருடங்கள் ஆகிறது அது புதிய பங்கு புதிய மறை மாவட்டம் அதன் ஆயராக இருக்கிறார் ஆகவே இவரை சந்தித்து அவர் வேண்டுகோள் விடுத்த போது எங்களுடைய மறை மாநில அதிபரும் அவருமாக சேர்ந்து அதற்கு ஒத்துழைத்து அந்த மறை மாவட்டத்திலே அந்த மறை மாவட்டத்தின் அந்த தல அந்த ஊர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அது ஒரு காட்டுக்குள்ளே மண் ரோடு தான் மேடு பள்ளங்கள் நிறைந்த மண் ரோடு எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு பங்கு அது அதை நாங்கள் எடுத்து செய்வது அவர் மிகவும் சந்தோஷம் யாருமே போக முடியாத போக விரும்பாத அந்த இடத்திற்கு கப்புச்சின் துறவியில் சென்றது அவருக்கு மிகவும் சந்தோஷம் ஆகவே அங்கே எங்கள் துறவிகளுக்காக அருமையான ஒரு இல்லத்தை அவர் கட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பங்கிலே ஒரு ஏறக்குறைய ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்கிறது ரெண்டு மூன்று சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஆகவே அதை பற்றியான விவரங்களை எல்லாம் ஆயர் எடுத்து உரைத்தார் எங்கள் நாங்கள் எங்களை அழைத்ததற்காகவும் நான் செய்கிற பணிகளுக்காகவும் அவர் மிகவும் சந்தோஷமாகி இருக்கிறதை அவர் வெளிப்படுத்தினார் ஆகவே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோடு பல நேரம் பல மணி நேரம் உரையாடி விட்டு உணவு உணவருந்தி விட்டு தான் நாங்கள் சென்றோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே நன்றி மீண்டும் சந்திக்கின்றேன் அந்த ஊருக்கு சென்ற பிறகு அங்கே இருக்கிற அந்த சகோதரர்களை சந்தித்து உரையாடி அந்த பகுதி பங்கு தளத்தில் இருக்கின்ற பணிகளை எல்லாம் நான் உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்